வணக்கம் இது ஆம்பிளிஃபயர்லாம் வச்சு மைக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணும் போதும் என்ன ஆடியோ வந்து இன்னும் கூட்டி வைக்கிறேன் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு யாரோ ஒரு தலைவர் பார்க்கில் கூட்டம் நடக்குது பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கச்சேரி எல்லாம் முடிச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு வெளியே விடுறாங்க அதே இடத்துல மீட்டிங் எல்லாரும் வந்து தலைவர் இப்போ தன்னை எப்படி கைது பண்ணாங்க எப்படி சித்திரவதை பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்ல போறாரு அப்படின்னு கூட்டம் அம்மும் அப்ப அந்த தலைவர் எட்டா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணி பேசுறாரு அப்படி கண்டினியூ பண்ணி பேசுற அளவுக்கு நாம் வந்து ஒர்த்து கிடையாது அதே போல் நம்ம வந்து உடனடி லாட்ரி மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் என்றைக்கோ ஒரு நாள் அதை வந்து யாரோ ஒருத்தருக்கு உதவும் இப்போ இந்த கேன்சர் சமாச்சாரம் சின்ன அண்ணன் தான் இந்த வாரம் சோந்து விரல் எல்லோருக்கும் சித்திக்கும் திறன் இருக்கிறது ஆனால் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு துயரம்ல சிக்கியிருக்கான் உதாரணத்துக்கு ஒரு வகையில் முட்டாள் அவர்களுடைய அனுபவம் அப்படி என்னுடைய அனுபவம் இப்படி எங்கள் ஊரில் பெரிய சுவரி பணக்காரன் அவர் வந்து அப்போலோவில் தான் வைத்தியம் போவார் இவருக்கு முதல் முதல்ல மாஸ்டர் செக்கப் பண்ணி റിയാക്റ്റായി ശാസികമായിരിച്ചു ఆ భావం ఏదో దాన్ని రిటర్న్ ఎవరుடைய ரிப்போர்ட்ல எழுதியிருக்கு இவருக்கு இந்த ஊசி போடக்கூடாது தலையெழுத்து என்னடான்னா ரெண்டு வருஷம் முன்னாடி அதே ஹாஸ்பிட்டல் அதே செக்கிங் அதே ஊசி மனுஷன் போய் சேர்த்துட்டேன் அதே போல் எங்கள் அம்மா இந்த கருப்பையில் கட்டி அப்படின்னு போனாங்க இங்கேயே பயாபிசி கேன்சர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ அம்மாவுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நானே நின்று படிக்கிறேன் அந்த வயசில் ஒரு பெண்ணுக்கு க கருப்பை அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு கொண்டாடுங்க அதே போல் என்னுடைய நண்பர் அவன் நல்லா இருந்தார் என்னமா அவருடைய பாடியில் வந்து நிமோனியாவுக்கு வெல்கம் வைக்கிற பேனர் ஒன்று இருக்கு நிமோனியா ஈஸியாக அட்டாக் பேச்சே வரல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிஎம்சியில் ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஏதோ பண்ணாங்க பேச்சு வந்தது அதுக்கப்புறம் இதே பயாப்சி பண்ணி நீங்கள் அடையாறு போயிடுங்க அப்படின்னாங்க ஒரு கீமோ கொடுத்தாங்க அடுத்த கீமோ கொடுக்குறது மனுஷன் காலி இப்போ என் கேஸ் என் கேஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் ஜூன்லேயே பயாப்சி பண்ணி சொன்னாங்க எனக்கு இந்த தம்மடிக்கிற பழக்கம் தான் இது ஒரு ஃபோபியா தம்மடிச்சான்னா கேன்சர் வந்துடும் தம்மடிச்சான்னா கேன்சர் வந்துடும் இது அது கிடையாது கேஸ் ஹிஸ்ட்ரி முக்கியம் சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி கம்மி அலர்ஜி வர வரக்கூடிய இந்த கொப்புளம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் கட்டி எல்லாம் அப்பப்போ ஏதோ வைத்தியம் அது இதை அமுக்கணும் தான் அது வந்து ஈஸியாக வெளியே வந்தது அதுக்கெல்லாம் காரணங்கள் பெரியார் வாழ்க்கையில் இருந்து ஒரு அனுபவத்தை எடுத்து லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டேன் இனி இல்லை அப்படின்னு போர்ஷன் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆசிரியர்கள் ஒரு டாக்டரை வர வச்சு ஒரு ஊசியை போட்டு ஊசி ரியாக்ட் ஆயிடுச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கு யூஸ் பண்ணுறது மொத்தம் இந்த அது ஏதோ சொல்லுவாங்க கட் பண்ணி பேசணும் ஃபேக்டர் வேலை செய்யாது ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்தா பல்ப் மாட்டிக்கும் பையன் ஏற்கனவே லங் கெப்பாசிட்டி கம்மி இதில் தம்மு தம்மு கூட வந்து அதை ஒரு டெக்னிக்காக அடிப்பேன் வந்தால் டைரெக்டாக தொண்டையில் வரும் அப்படிதான் அதாவது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சிகரெட் கொடுத்தா புகை இழுப்பான் இந்த பிராணாயாமம் பண்ணுறாங்க இவனுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்து புகையை வர லங்ஸ் மொத்தம் பரவன பிறகு தான் புகையே வெளியே வரும் நம்ம அப்படி கிடையாது சும்மா நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஐயர் மாறிக்கிறோம் சாம்பார் மாறிக்கிறோம் ஒரு லுக் வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது விட யாராவது என்ன மச்சான் ரொம்ப விரும்புகிறாருன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் விட்டுவாள் அந்த மாதிரி சும்மா அவ்வளோதான் அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்னடா இது ஓஹோ நம்ம வந்து அந்த ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அந்த அந்த பேர் ஞாபகம் வரும் கட்டாச்சி இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் முறைகேடாக உபயோகிப்பான் அதை வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படி உபயோகிச்சா உபயோகித்தது தெரிஞ்சா அவங்க விருது ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க போட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இது அது பேர் மறந்து ராமர் இன்னொரு எல்லாமே அந்த காரணம் தான் அதாவது அது வந்து லங்ஸை தூண்டும் ரமணி சோமலாக உட்காந்துருக்கிறோம் அந்த மாதிரி மருந்தும் மாயம் கொடுத்தா சுறுசுறுப்பு வரும் நாம் வந்து சுறு சுறு இருப்பேன் ஏன்னா ஆல்ரெடி லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மி இதில் அது வந்து லங்ஸை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அப்புறம் அந்த மாத்திரை வந்து ரெண்டே ரெண்டு மாத்திரை தான் அந்த மாத்திரையை டெய்லி மூணு வேலை போடணும் அப்படின்னு டாக்டர் கொடுத்தாரு நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் கட்டுக்குள்ளே வச்சிருந்தேன் இடையில வந்து கொரோனா எஃபெக்ட் கொரோனா எஃபெக்ட்ல மொத்தம் அதே தான் கொரோனாக்கு இவங்க கொடுத்தது எல்லாமே அந்த ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் தான் இப்போ கொரோனான்னா என்னென்னமோ காட்டுறானே டிவியில் இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும் நம்பி போட்டேன் அதுதான் காட்டிடுச்சு அப்படின்னு அது ராங் டயர் டயக்னேஷன் அதுக்கப்புறம் பிளா பிராக்கோஸ்கோபி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் விசாரித்தேன் விசாரித்தா ஒரு வேலை கட்டி இருந்து பிராங்கோஸ்கோபி பண்ணால் அது தேன் கூட்டம் கலைச்ச மாதிரி சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னாங்க சரி அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நாள் அப்படி இப்படி லைனமா அதுக்கப்புறம் சரி அதை எல்லாம் பார்த்துருவோம் மையால் பிராங்கோஸ்கோபி அந்த பிராங்கோஸ்கோபி பண்ணும்போது குறையும் கதை முடிஞ்சு போச்சு அவங்க இந்த பேண்டேடு கிளாத் கண்ணுக்கு சும்மாடி போட்டு விட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அது அப்படி திரும்பி அப்படியே திரும்பி மொத்தம் வந்துருச்சு எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பைப்பை செருகும் போது பிளட்டு வச்சிச்சு ஏரியா நீ உள்ளே விட்டது தப்பாக விட்டுட்ட போல ஏறி ஒரு நிமிஷம் கேட்கல அதுக்கப்புறம் உள்ளார விட்டு அது ஏதோ கட்டியா இல்லை സാധിക്കാൻ தெரியாது அதை கிள்ளி எடுத்தான் அவ்வளோதான் நாட்டு ஓவர் முக்க முக்க ஆரம்பம் அந்த பிராங்கோஸ்கோபி பண்ணுறதுக்கு முன்னே இருந்த உடல் வேறு இப்போ இருக்கிற உடல் வேறு அப்போவும் சரி செத்து போயிச்சிட்டோம் ரிப்போர்ட் என்ன சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்காக கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் சொல்லியாச்சு சரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் இப்போ பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் ரேடியேஷன் கொடுக்க முடியாது கீமோ ஒன்றா பண்ணலாம் அதோடு வந்து மாதத்துக்கு மூணு நாள் நாலு நாள் அட்மிட் ஆகணும் அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் ஒரு மெடிசன் யூஸ் பண்ணோம் சரி சொன்னது அவ்வளோதான் இதுக்கு எங்கள் ஃப்ரெண்டு அவருடைய லைஃப் ஒரு உதாரணம் சிஎம்சியில் ஃபஸ்ட் எய்டு கொடுத்தாங்க பேச்சு வந்தது பேசிக்கிட்டு போனார் கீமோ கொடுத்தாங்க ஆள்காரி ஒரே ஒரு கீமோ தான் சரி சாவு அந்த ரோட்டில் பயணிக்குது அதையும் நம்ம கை தட்டி போகணும் வரும்போது வச்சா கேன்சர் வரும் அது ஒரு மூட நம்பிக்கை நீங்கள் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் எடுத்து பாரு தம்மாடிக்கிறது எத்தனையோ வராங்க ஒரு நாளை ஆறு பேக்கெட் ஏழு பேக்கெட் அடிக்கிறவர் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு பழப்போமா பழக மாட்டோமா அதெல்லாம் கணக்கு கிடையாது ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதுவாச்சும் பரவாயில்ல இந்த பிரான்கோஸ்கோபி பயாஸ்கோ ஒன்று பயாப்சி ரிசல்ட்டெல்லாம் கையில் வச்சுக்கணும்னு சொல்லி அப்புறம் மாதிரி இருக்கு சிஎம்சியில் வெறும் ஏதோ ஒரு கர்மம் அதை ஒரு காயத்தை வச்சு டாக்டர் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிச்சு இது கேன்சரு அப்போட நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பயாப்சி பண்ணணும் அப்போ தான் கன்ஃபார்ம் சரி எல்லாம் வேலைக்கு ஆகாது அங்கே அந்த கைண்டின் அதுக்கப்புறம் மறுபடி ராஜீவ் காந்தி மைக்ரோஸ்கோப்பி பாதி உயிர் போயிடுச்சு இதான் மேட்ரு இப்போ சரி இந்த வைத்திய செலவுகள் அதுவும் அப்படின்னு ரெண்டு போக்கு முன்பதிவில் வெளியிட்டேன் போட்ட அசல் வந்துருச்சு அவ்வளோதான் இதான் எழுத்தாளருடைய நிலைமை இதுதான் அறிவை தேடுபவர்களின் எண்ணிக்கை நம்பாமல் முடியாது ஆனால் பணத்தை நம்பாமல் இருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் தின்னு தூங்கி குளிக்க காசு வந்துடும் ஆகவே